வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட்ஸ் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே ஒரு கால்ஸ் மாதிரி வரும் ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் டுவெல்த் என்ன நடந்துச்சுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜான் தேர்ட்டீன்த் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ ஜான் டுவெல்த் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் ஜான் டுவெல்த்து பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு த்ரீ எயிட் எயிட்டி ஃபோரில் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா வந்திருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் டவுன் சைடில் ரீச் ஆயிருக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு பைக்கால் வந்து three eight nine zero eleven ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு பைக்கால் த்ரீ எயிட் நைன் ஜீரோவில் வந்தது தான் வந்து செல்காலாக வந்து எயிட்டி ஃபோரில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இதில் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் தான் வந்து வந்திருக்கும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டிக்கு செல் கால் வந்திருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனது வந்து டென் தேர்ட்டி போல் பிரேக் அவுட் ஆயிருக்கு எயிட்டி ஃபோரில் அது பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபோரில் பிரேக் அவுட் ஆனது உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்திருக்கு எயிட் தேர்ட்டி ஃபைவ்ல ஸோ இது உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு செல்கால் வந்து த்ரீ எயிட் எயிட்டி ஒனில் வந்திருக்கு இது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் போல் வந்திருக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல டவுனில் சிக்ஸ்டி டூ வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இல்லை ஈஸியாக நம்மளால் டென் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் வந்திருக்கு த்ரீ எயிட் நைன் ஜீரோவில் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன் ஜீரோ ஒன் வரைக்கும் போயிருக்கு பதினோரு பாயிண்ட் ஏறி இருக்குது ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் டென் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் வாங்கலாம்னா க்ரீன் கலர்லையும் பை பண்ணலான்னா ஸோ செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர்லையும் உங்களுக்கு வந்து காட்டும் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே பார்த்து ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் டெய்லி நம்ம கூட ஆயில் என்ன நடந்துச்சுன்ட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் நேம் சிக்கமா டீட்டெயில் அதில் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் டெய்லி இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸில் நீங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆனாலும் அடுத்த என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ